அனைவருக்கும் வணக்கம் பழனிசாமி தமிழாசிரியர் கடலூர் படித்தேன் வெற்றி பாதையை பிடித்தேன் வாழ்க்கையை மாற்றிய வாசிப்பு திருவாசகம் திருமந்திரம் திருவருட்பா எனக்கு பிடித்தது திருமந்திரத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் திருமந்திரம் திருமூலர் எழுதிய நூல் பத்தாம் திருமுறை பதினெண் சித்தர்களில் ஒருவர் திருமூலர் நாயன்மார்களில் ஒருவராக போற்றி போற்றி போற்றப்படுபவர் திருமூலர் ஒன்பது தந்திரங்களை உடையது தமிழ் மூவாயிரம் திருமந்திரமாலை என்று போற்றப்படும் நூல் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே யான் பெற்ற இன்பம் பெருகைய வையகம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அன்பே சிவம் போன்ற வாழ்வியல் நெறிகளை கூறும் ஒப்பற்ற நூல் திருமந்திரம் <clears throat> நமது உடலை பற்றி கூறும் அற்புத நூல் திருமந்திரம் திருவாவடுதுறை தங்கி இயற்றிய மூவாயிரம் மந்திரங்களும் வாழ்வியல் பின்பற்றி பாதுகாக்க வேண்டிய நூல் மேற்கூறிய அனைத்து கருத்துகளையும் நான் அன்றாட வாழ்வில் பின்பற்றி வருகிறேன் நமது சுவாசம் இருபத்தோராயிரத்து அறநூறு நமது உடலில் உள்ள நாடிகள் எழுபத்தி ரெண்டாயிரம் நமது உடலில் உள்ள ஒன்பது துவாரங்கள் பஞ்சபூதங்கள் இவற்றை அடிப்படையாக கொண்டு பஞ்சபூத தலங்களில் ஒன்றான சிதம்பரம் கோவில் கட்டப்பட்டுள்ளது திருமந்திரத்தில் முதல் பாடல் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றனை என்று துவங்கக்கூடிய ஒரு பாடல் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே கோவிலுக்கு செல்லும் பொழுது ஒரு இலையாக கொண்டு செல்ல வேண்டும் பசுவுக்கு ஒரு வாயுரை கொடுக்க வேண்டும் உண்ணும்போது கைப்பிடி உணவு பிறர் கொடுத்து மகிழ்ந்து உண்ண வேண்டும் பிறருக்கு இன்னுரை தானே பிறரிடம் அன்பாக பேச வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கல்ல புலனைந்தும் காலா மணி விளக்கு உள்ளம்தான் கோவில் ஊன் உடம்புதான் ஆலயம் வாய்தான் கோபுர வாசல் தெல்லத் தெளிந்தார்க்கு ஜீவடே சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கே இதைதான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது என்று கூறுவார்கள் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உடம்பு இருந்தால்தான் உயிர் இருக்கும் உயிர் இருந்தால்தான் அனைத்தும் செயல்படும் உடம்பு நன்றாக இருந்தால் உள்ளம் நன்றாக இருக்கும் எனவே இந்த உடம்பை பேணி காக்க வேண்டும் தியானம் செய்ய வேண்டும் என்று தியானம் செய்வன் முறை உடலை பேணி காக்க வேண்டிய முறை அனைத்தையும் கூறியுள்ளார் திருமூலர் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உடம்பை வளர்த்தால்தான் உயிர் இருக்கும் இல்லை என்றால் இந்த உடம்பு பயனுள்ளதாக இருக்காது அது மட்டுமல்ல குருவின் பெருமையை சிறப்பித்து கூறும் நூல் ஒப்பற்ற நூல் திருமந்திரம் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே என்ற பாடல் குருவின் பெருமையும் குருவின் மூலம் வாழ்வியல் எரிகளை பெற முடியும் என்று கூறும் அற்புத நூல் நன்றி வணக்கம் பழனிசாமி தமிழாசிரியர் கடலூர்